அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart so இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் தான் பார்க்குறோம் கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து ஆக்சுவலி மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு பெரிய கேண்டில் மூவ்மெண்ட் இல்லை வால்யூம் ஆயிடுச்சு அதனால் நம்ம நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வாட்ச் பண்ணுறோம் ஏன்னா நமக்கு சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கால்ஸே வந்து ஜென்ரேட் பண்ணி மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வரும் அதுவும் கேண்டிலுடைய பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பியூரான ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு சார்ட்டு தான் ஸோ டெக்னிக்கல்ங்கிறே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் இது வந்து ஒரு பே பேஸ்டான ஒரு technical strategy price action based தான் ஸோ இதில் வந்து எப்போல்லாம் வந்து உங்களுக்கு கேண்டிலில் பிரேக் அவுட் கிடைக்குதோ அப்போல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் down side break out down side break அவுட்ன்றனால நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணலாம் க்ரூட் ஆயில் அப்படின்ட்டு வந்திருக்கு செல் கால்ன்றனால நமக்கு ரெட் கலர் கேண்டில் பைட் கால்னால் அதே நமக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணுறோம் ஸோ ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும் சேமாகவே வரும் யார் வேணாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கனாலே கேண்டிலினுடைய கலரை வச்சு இப்போ இந்த ட்ரெண்டு போய்கிட்டு இருக்கு க்ரூட் ஆயிலில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இதில் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ் இதை பயன்படுத்தி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ செவன்ட்டி ஃபோர்னு இருக்குது ஸோ மார்க்கெட் ஒரு ஃபியூ டேஸாகவே நமக்கு தெரியும் தான் நல்லா nine thousand five hundred six hundred almost ten thousand கிட்டக்க கூட போகுது தான் மறுபடியும் அப்படியே டவுன் ஆகிட்டே வருது தான் ஸோ மார்க்கெட்னுடைய ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது எவ்ரி டைம் வந்து ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு நைன் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு கீழே தான் ட்ரேடிங் வந்து போகுது இது எப்படி போகுதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஒரு சேஃபாக பண்ணுறது அது பார்த்தீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன்னு இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் கிட்டக்க இருக்குது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஸோ அந்த டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ண பண்ணுது இல்லைன்னா அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் டாரட் ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ணி வெளியே வரவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு செகண்ட் டாரட் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடைச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு இப்போதைக்கு ஒரு டென் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ ஃபார் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவாக தான் வந்து மூவ் பண்ணியிருக்கு பெரிய மூவ்மெண்ட் ஒரு பெரிய பிக் சைட் டவுன் சைட் இல்லை ஒரு பெரிய அப் சைட் எதுவுமே வந்து தரல அப்படியே மார்க்கெட் அந்த செல்லிங் என்ட்ரிலே ட்ரேடிங் போயிட்டே இருக்குது சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு கேப் டவுன் அந்த கேப் டவுனில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன் அதில் செகண்ட் டாரட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச செல் கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு மார்க்கெட் அதோட நிற்கலை ஆக்சுவலி நைட் வரைக்கும் நாங்கள் அப்சர்வ் பண்ணோம்னா மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் சைடு வந்து இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு கீழே டவுன் சைடு வந்து போயிடுச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சார்ட் உங்களுக்கு